ஹலோ சுட்டீஸ் டுடே நம்ம என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்னா வெஜிடேபிள்ஸ் காய்கறிகள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பிரிஞ்சால் எக் பிளான்ட் கத்திரிக்காய் பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு ட்ரம்ஸ்டிக் முருங்கைக்காய் காலிஃப்ளவர் பூக்கோசு லேடிஸ் ஃபிங்கர் வெண்டைக்காய் கார்ன் சோளம் கேரட் மஞ்சள் முள்ளங்கி ராดิஷ் முள்ளங்கி பீட்ரூட் சிங்கிரிங்கு टोमेटோ தக்காலி பீன்ஸ் விதை அவரை ஆனியன் வெங்காயம் பாட்டில் கோட் சுரக்காய் பிட்டர் கோட் பாகற்காய் broad beans அவரைக்காய் குக்குமர் வெள்ளரிக்காய் லிட்டில் கோட் கோவக்காய் ग्रीन चिल्ली பச்சை மிளகாய் एस्कॉट कल्याण पूसा कल्याण पूसा कैप्सिकम बेल पेपर कड़ाई में लगाए प्लांटेन वाणिकाय கிழங்கு பம்கின் பூசணிக்காய் ரிச் குவாட் பீர்க்கங்காய் ஸ்வீட் பொட்டேட்டோ சர்க்கரை கிழங்கு coriander, kothaimalli. Elephant yam, karunai kirangu. Broccoli, பச்சை பூக்கோசு cabbage, முட்டைக்கோசு coge el rabí. No col. Colocasia. Chepe கிழங்கு Garlic. பூண்டு ginger, Angie. mushroom colon bees patani peppermint leaves pudina plantain flour வாழைப்பூ டர்க்கி பெரி சுண்டைக்காய் கோஸ்பெரி நெல்லிக்காய் ஓகே குட்டீஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்கலாம்